welcome to embedded system Tamil இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம யூடியூப்போட பேசிக் ரெக்கமெண்டான thousand subscribers and six thousand watch ஹவர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அதை உங்களோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும் ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அந்த சேனல் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது இதன் மூலிமா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எம்பாய்டு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஓகே ஐ திங்க் நம்ம போகிற வே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக சில அப்டேட்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அப்டேட்ஸுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாட விதமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட சேனலை முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஒரு மா வாரத்தில் யாரெல்லாம் வாட்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளோட டெக்னிக்கல் டீம் வந்து சாஃப்ட்வேர் மூலயமா கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படி கால்குலேட் பண்ணவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வின்னர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அந்த டாப் செவன் வின்னர்ஸ் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஓகே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் இதோட அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை சேட்லேயோ பேசின நண்பர்கள் வந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து இந்த இதை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை இந்த எலக்ட்ரானிக் குட்ஸை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு வேறு மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நிறையா ரெக்கமெண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் டாப்பாக வந்து எல்லோரும் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் சேனல்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணோம் அந்த சேனலோட லிஸ்ட்டு தான் இது எல்லாமே அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C programming in Tamil C ப்ரோக்ராமுக்கு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது ஆனால் பேசிக்காக இப்போ எம்பர்ட் சிஸ்டமோட சேனல் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு சிம்பிளாக சி ப்ரோக்ராம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இதோட பேசிக்கே சி ப்ரோக்ராம் தான் சொல்கிறீங்க ஸோ அப்போ அது எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குமே இருக்குமே லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது சி ப்ரோக்ராம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த நண்பர்களுக்காக சி ப்ரோக்ராம் பற்றி ஒரு சேனல் டிசைன் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு லாக்டவுனில் இருக்கிறதுனால அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் போனது அந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லும்போது சில பேர் கையில் ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் இருக்கும் அந்த ஃபினான்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாது சில பேருக்கு ஃபினான்ஸே இருக்காது அவங்க ஃபினான்ஸ் ஏர்ன் பண்ணணும் அதாவது அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த மூணு சேனல்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய சேனல் பார்த்தீங்கன்னா பிட்காயின் லைன் லைட் காயின் அல்லது கிரிப்டோ கரன்சி இதுனா என்ன இதில் எந்தெந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம சீக்கிரமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் கம்மியான அளவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வெறும் ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஒரு அளவுக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வந்து நம்ம எடுக்க முடியும் இல்லை அதுக்கு அதிகமாகவும் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை இன் தமிழ் சில பேர் வந்து எனக்கு ஃபைனான்ஸ் நிறையா இருக்குது ஷேர் மார்க்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு ஷேர் மார்க்கெட் பார்த்தினா ஐடியா கிடையாது பேசிக் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தமிழ்லேயே ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல் அவேர்னஸ் வீடியோ இந்த பங்குச்சந்தை இன் தமிழ் அந்த யூடியூப் சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஜெனியூ ஜாப்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ ஜாப்ஸு ஆன்லைன் ஜாப்ஸு அது இது நிறையா போட்டு கடைசியாக பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஏமாற்று வேலைகள்லாம் நிறைய நடக்குது அது நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இதில் வந்து ஜெனுவான ஜாப் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் செலக்டடாக ரொம்ப பர்ஃபெக்டான ஜாப்ஸ் எது எது இருக்கோ அந்த ஜாப்ஸை மட்டும் இதில் பப்ளிஷ் பண்ண போகிறோம் ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் ஆக போகுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய படிச்சுட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் பேசிக்காக ஒரு mobile phone with internet connections இருந்தால் போதும் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது ஜஸ்ட் உட்காந்த இடத்துலேருந்து மாதம் வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரரூபா நம்மளோட சைடு இன்கம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ரிலேட்டட் ஜாப்ஸ் அது ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த ஆன்லைன் ஜாப்ஸில் கொடுக்க போகிறோம் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தின லிங்க் எங்கெங்கே இதோட யூடியூப் சேனலோட ரீடைரக்ட் லிங்க் வந்து நம்மளோட கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ ஒன்றாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு உங்களோட ஓன் ஐடியாஸ் இருந்துச்சு எனக்கு இதை பற்றின சேனல் க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணுவோம் ஓகேங்களா இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த சேனல்ஸ்க்கும் உங்களுடைய இதே போல் ஆதரவுகளை தரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அந்த சேனல்ஸையும் நீங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு மிக்க நன்றி